Hi all so last week நாங்கள் டெலாவேர் ட்ரிப்பு போயிருந்தப்போ நெமூர்ஸ் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெலாவேர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வில்மிங்டன் அப்படிங்கிற இடத்துல நெமூர்ஸ் சைல்டு ஹெல்த் சிஸ்டம் இருக்குது அந்த இதுக்கு பின்னாடி தான் இந்த இது இருக்குது இது இந்த நெல நெமூர்ஸ் பீடியாட்ரிஷியன் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அதோட இது ஒரு பார்ட்டு தான் இது அவங்க வச்சுருக்க எஸ்டேட் தான் இது இந்த எஸ்டேட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கார்டன் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு டூ ஹண்ட்ரட் ஏக்கருக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நெமோர்ஸ் எஸ்டேட்டோட ஓனர்னு சொல்லக்கூடிய ஐ மீன் நைன் நைன்டீன் ஹண்ட்ரடில் இந்த இடத்த உருவாக்குனவரோட ஆல்ஃப்ரெட் ஐ டூ பாயிண்ட் அப்படிங்கிறவரோட மேட்சன் வீடு நம்ம வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பேலஸுமே அந்த வீடுமே உள்ளே அலோவ் பண்ணுறாங்க அது பார்த்திங்கனாலே பேலஸ் மாதிரி தான் இருக்கும் ஒரு நாலு ஃப்ளோர் வச்சு ஒரு இரநூறு ரூம் உள்ள அந்த இடம் ஸோ அந்த ட்ரிப்பு தான் நான் இங்கே போயிருந்தேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க நீங்கள் இந்த நெமோர்ஸ் கார்டன் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் புக் பண்ணிவிட்டு போயிடுங்க அங்கே போய் புக் பண்ணலாம் தான் அங்கே போய் புக் பண்ணலாம் நீங்கள் பட் அவங்க வந்து கொஞ்சம் லிமிட்டட் ஸ்லாட்ஸ் தான் அலோவ் பண்ணுறாங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த சம்மரில் வந்து எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக வருவாங்க ஸோ ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஸோ அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்கன்னா நீங்கள் ஃபேமிலி பேக் எடுத்துக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா forty dollar two adults with மல்ட் I think three or four childrens allow பண்ணுறாங்க நீங்கள் இண்டிவிஜுவலாக பே பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா uh, நீங்கள் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் uh, அந்த இடத்துல நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி உள்ளே வந்து எந்த ஷாப்ஸுமே இல்லை நீங்கள் தான் உங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கணும் அதேமாதிரி வாட்டர் மட்டும்தான் அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க மற்றபடி அங்கே மேம்சன்லேயும் அந்த வா அந்த பார்க்லேயுமே உள்ளே எதுவுமே இல்லை ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பேட்ரி கார் மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப தூரம் நடக்க முடியல அப்படின்னா நீங்கள் அதையுமே புக் பண்ணி போய்க்கலாம் அதுவுமே அதுவுமே every five to ten minutes ஒருக்கா வந்துட்டு மூவ் பண்ணிகிட்டே தான் வந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் அதுவுமே கூட அரேஞ்ச் பண்ணி நீங்கள் அந்த இடத்த நீங்கள் சுற்றி பார்க்கலாம் falling down I will keep on searching for my highs You can say I lost my mind I will keep on holding my head high Even if the sky is falling down trust in our wings to fly Sometimes we're crashing down But we get up and start from the ground will keep on searching for my highs You can say I lost my mind I will keep on holding my head high Even if the sky is falling down park பார்த்திங்கன்னா மொத்தமே டூ ஹண்ட் மொத்தம் டூ ஹண்ட்ரட் ஏக்கருக்கு மேலே இருக்கும் இந்த கார்டன் அதே மாதிரி இந்த மேன்சன் ரெண்டுமே சேர்த்து இந்த மே இந்த கார்டனில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃபார்மல் கார்டன் ஸ்டைல் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க எல்லா இடத்துலையுமே ஸோ இதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எல்லாம் ஆட் பண்ணி அந்த கார்டனுமே வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க ஒன்று பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ்வுட் கார்டன் அதே மாதிரி வந்து கோலனேட் கார்டன் மேஸ் கார்டன் அப்புறம் ரிஃப்ளெக்டிங் பூல் இருக்கும் அந்த இதில் அதே மாதிரி சங்கன் கார்டன்ஸ் அப்புறம் டெம்பிள் ஆஃப் லவ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாச்சு இருக்கும் அது ஒரு classical style with life sized statue of Diana by Jean Antoine Houdon அப்படின்ற மாதிரி கோல்டு பிளேட்டட் ஸ்டாச்சு இருக்கும் அங்கே ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துலையே ஸ்பெண்ட் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த மேன்சனோட என்ட்ரன்ஸ் ஸோ இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்லாம் இந்த மேன்ஷன் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் செவன்ட்டி ஹண்ட்ரட் ரூம் மேலே இருக்கும் இது பார்த்திங்கன்னா அந்த இந்த டெலாவேர் உருவாக்கும் போது இருந்த அந்த கிங்குக்காக வந்து சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு எக்கனாமிஸ்ட் அவரோட இது அவரோட அவர் தங்குறதுக்காக கட்டின வீடு இது இவர் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது இந்த மேன்சனோட ஃபுல் வியூ ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் நம்ம உள்ளே போய் அந்த மேன்சனுக்குள்ளே இருக்க ரூம்ஸ் அந்த அவங்க எப்படியெல்லாம் யூஸ் பண்ண அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாருமே நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா மியூசியமாக வச்சுருக்காங்க பட் இங்கே இருக்கிற எல்லா திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணது தான் அந்த டைம் அந்த பீரியடில் நைன்டீன் ஹண்ட்ரட் நைன்டீன் டெனில் அவங்க யூஸ் பண்ணது ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்கள்கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த மியூசியமில் இருக்க பொருள் எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஸோ அதனால் குழந்தைங்களெல்லாம் டச் பண்ண விடாதீங்க அதே மாதிரி இது எல்லாத்தையுமே நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் அங்கங்கே அந்தந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு அவங்களே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்த பொருளையுமே மோஸ்ட்லி டச் பண்ண வேணாம்னு சொல்லிவிடுவாங்க அதே மாதிரி ஸ்ட்ராலர் எதுவுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க பேக் பேக் எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போக வேணாம்னு சொல்லிவிடுவாங்க மெயினாக வந்து உங்கள் கிட்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கையிலே வச்சுக்க சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி அவங்க அதே மாதிரி அவங்க அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இன்ன வரைக்கும் அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாங்க பட் உண்மையாலுமே இது வந்து உள்ள செம சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு நம்ம படத்துல எல்லாம் பார்த்துட்ருப்போம் பார்த்தீங்களா ஒரு ஒரு பேலஸ்குள்ளே எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் ரூம்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் பார்த்ததே வந்து ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பெட்ரூம்ஸ் பார்த்துருப்போம் எல்லாமே எல்லாமே செம சூப்பராக இருக்கும் இந்த காலத்துலேயே வந்து அவங்க அவ்வளோ பெரிய ரூம் வந்து இதுக்காக கட்டி வச்சுருந்துருக்காங்க அதாவது வர கெஸ்ட்டுக்கு எல்லாமே தனி ரூம் அந்த மாதிரி சரி அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸோ நைன்டீன் ஹண்ட்ரடில் இப்படி ஒரு வீடை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு எங்களுக்கு அதே மாதிரி அவங்க அப்போ யூஸ் பண்ண அந்த அந்த லெட்டர் டைப் பண்ணுறதுக்கு வச்சுருந்த அந்த இங்கு அதே மாதிரி எப்படியெல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்க லைப்ரரி அந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்கும் பார்க்கலாம் the oh, எனக்கு இந்த மேன்ஷனுக்குள்ளே பிடிச்சதே என்னென்னு பார்த்தீங்கன்னா டைனிங் ரூம் நம்ம வீட்டோட பெரிய ஹால் இருக்கும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இருந்துச்சு டைனிங்க்கான ரூம் மட்டுமே அதில் உள்ள திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியலான திங்ஸ் தான் ஐ மீன் பிளேட்ஸு அதே மாதிரி அவங்க வச்சுருந்த நைஃப் காஃபி கப்ஸ் எல்லாமே அது அதெல்லாம் சொல்கிறேன் ஃப்ரூட்ஸ் அந்த இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து இது கிடையாது அவங்க யூஸ் பண்ணதில்லை பட் இந்த திங்ஸ் எல்லாமே டேபிள் சேர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணது தான் அது ஒரு டைனிங் ரூமே பார்த்தீங்கன்னா நம்மளோட லிவிங் ரூம் அளவுக்கு இருந்துச்சு அதே மாதிரி அந்த டைனிங் ரூமுக்கு வைக்கக்கூடிய பிளேட்ஸ் வைக்கிறதுக்குன்னே ஒரு தனி ரூம் வச்சுருந்தாங்க இதை தாண்டி தான் நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே போகணும் கிச்சனே பார்த்தீங்கன்னா டைனிங் ரூமு டைனிங் ரூமுக்கு ஈக்குவல் அளவுக்கு அந்த கிச்சன் இருக்கும் அந்த கிச்சனில் வந்து அவங்க யூஸ் பண்ண காப்பர் பிளேட்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே காப்பர் ஐட்டங்களாக தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இந்த அங்கேயே வந்துட்டு இந்த கறி நம்ம வெட்டுறதுக்கெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தனி பிளேஸு அதே மாதிரி அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த அவன் எல்லாமே அதில் இருக்கும் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த அளவுக்கு பெரிய கிச்சனாக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க is a winding road No telling where it goes Driving through days and nights Won't stop for traffic lights Even if I'm falling down I will keep on searching for my highs You can say I lost my mind I will keep on holding my head high Even if the sky is falling down so high Trusting our wings to fly Sometimes we're crashing down But we get up and start from the ground will keep on searching for my highs You can say I lost my mind I will keep on holding my head high Even if the sky is falling down Even if the sky is falling down yeah. The sky is falling வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு ஸோ இது என்னோடய லாஸ்ட் வீக் டெலாவேர் ட்ரிப்போட வீடியோ இது அதே மாதிரி நீங்களும் நியூ ஜெர்சி பென்சில்வேனியா அதுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சம்மரில் நீங்களும் ஏதாவது பிளேஸ்க்கு போயிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நிமரஸ் எஸ்டேட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இது டெலாவேரில் இருக்குது நீங்கள் டெலாவேர் போயிட்டு உங்களுக்கு நிறையா இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸும் இருந்துச்சு பக்கத்துலேயே நீங்கள் அதுக்கு கூட போகலாம் நீங்கள் பக்கத்துலேயே போனீங்கன்னா வில்மிங்டன் அண்ட் பென்சில்வேனியா பார்டர் கிட்டே போனீங்கன்னா நிறையா இந்தியன் ரெஸ்டாரண்ட் நான் பார்த்துருந்தேன் அதில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணது பார்த்திங்கன்னா விருந்து அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டாக செம்ம சூப்பராக இருந்துச்சு பட் கொஞ்சம் காஸ்ட்லி பட் நீங்கள் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள் லஞ்சோ இல்லை evening I mean dinner trip plan பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரிப்பை பண்ணிக்கோங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் வந்து கார் கரேஜ் ஒன்று இருந்துச்சு ஸோ பட் அது ஈவினிங் ஃபைவ் ஃபோர் ஓ கிளாக்கே க்ளோஸ் பண்ணிட்டனால என்னால் அதை பார்க்க முடியல அவங்க யூஸ் பண்ண அந்த டைமில் யூஸ் பண்ண காரோட மியூசியம் மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி இந்த பில்டிங் மேன்ஷனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இன்னொரு பார்க் இருக்கும் நீங்கள் அங்கேயுமே போய் நீங்கள் கொஞ்சம் ஃப்ராக்ஸ் பூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு பட் அதில் ஒன்றும் பெருசாக இல்லை பட் நீங்கள் உங்கள் கிட்ஸ் கூட போனீங்கன்னா கண்டிப்பாக இதை பண்ணுவாங்க ஓகே வீக்கெண்டில் உங்கள் ஃபேமிலி கூட பிளேசஸில் நீங்கள் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் this video take care bye